அன்புக்குரியவர்களே இன்று நம்மோடு பிரான்சிஸ் அசிசியாருடைய ஃபீஸ்ட்டு திருவிழாவை முன்னிட்டு தனது ஆன்மீகத்தை தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை ஜோசப் சஞ்சய் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவர் கப்புச்சின் சபையை சார்ந்த குரு துறவியாக ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சபையில் இருக்கிறார் குருவாக ஏறக்குறைய பதினாறு வருடங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் டாக்டரேட் சைக்காலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கார் மணிலாவிலிருந்து தற்சமயம் திருப்பத்தூரில் இருக்கின்ற தூய இதய கல்லூரியில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த இல்லத்தை சார்ந்தவர் அவர் தனது அனு அனுபவத்தை பல பல வகையில் அவருக்கு அனுபவத்தை அது தியானமாக இருக்கட்டும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அவர் நிறைய தேடக்கூடியவர் படிப்பிலும் போதிப்பதிலும் தனது தனிப்பட்ட அனுபவத்திலும் தேடலில் இருப்ப இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சகோதரர் இன்று அவர் தனது பகிர்வை இந்த வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அனுபவங்கள் பெற்ற அனுபவங்கள் ஆன்மீகத்தை அவர் நிறைவாக பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார் ஆகவே உங்கள் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்கின்றேன் இறையேசுவில் எனக்கு பிரியமானவர்களே இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று நிகழ்வுகளை குறித்து பேசிட்டு என்னோட பரிமாற்ற பரிமாற்றத்தை ஆரம்பிக்கிறேன் முதல் நிகழ்வு எலையாஸ் ஹவு அப்படின்றவர் தான் வந்து தையல் மிஷினை கண்டுபிடிக்கிறார் எலையாஸ் தையல் மிஷினெலாம் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை ஊசி அவரால் தயாரிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற ஊசியை பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு கூர்மையான பகுதி இருக்கும் ஒரு தட்டையான பகுதி இருக்கும் இந்த தட்டையான பகுதியிலலாம் ஓட்டை இருக்கும் அதில் தான் நம்ம நூலை விட்டு பயன்படுத்துவோம் அதே ஊசியை பயன்படுத்தினா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல பல நாட்கள் முயற்சி செய்கிறாரு கடைசியாக என்ன பண்ணுறாரு ஒன்றுமே முடியலன்ட்டு ஒரு விரக்தியில் தூங்க போயிடுறாரு தூங்கிட்டு இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து அவர் ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிறார் அவர் சுற்றி பழங்குடி இன மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லார் கையிலையுமே வந்து ஒரு ஈட்டி இருக்குது எல்லாரும் ஒற்றை ஈட்டியை கிட்ட கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஈட்டி என்னென்னு பார்த்தா அந்த ஈட்டியுடைய கூர்மையான பகுதியில் ஓட்டை இருக்குது எல்லாரோட ஈட்டிலையும் அந்த கூர்மையான பகுதியில் ஓட்டை இருக்குது டக்குன்னு முழிக்கிறாரு ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணுது ஊசி எடுக்கிறாரு அந்த கூர்மையான பகுதியில் ஓட்டையை போடுறாரு அந்த மிஷினுக்குள்ளே சொருகுறாரு தையல் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த அறிவு இந்த தெளிவு அவருக்கு இங்கிருந்து கிடைத்தது யார் கொடுத்தா இரண்டாவது நிகழ்வு நான் வந்து நிறைய ஆசிரமங்களுக்கு போகிறது உண்டு அப்படி ஒரு முறை வந்து சென்னையில் ஒரு போரூரில் இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே இருக்கிற துறவிகளோடலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த குருமார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே அந்த துறவிகளுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருக்கும் அவரை குறித்து அவருடைய சீடர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு முறை வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அவர்கிட்ட போனாங்களாம் கேட்டாங்களாம் நீங்கள் யோகியா அப்படின்னு ஆமாம் நான் யோகி தான் யோகிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியாது தெரியணும்னா நான் தெரிஞ்சுக்க முடியும் என்னால் அப்படின்னா அப்படியா ஒரு டெஸ்ட்டு பண்ணலாமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறாங்க அவர் ஒரு ரூமில் போட்டு கதவு தாப்பை போட்டுருந்தாங்க ஒரு டேபிள் இருக்குது சேர் இருக்குது ஒரு பேப்பர் இருக்குது பேனா இருக்குது இது மட்டும் தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டில் வந்து கெமிக்கலோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரையணும் அப்படின்றாங்க இவர் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு மேலே படிக்கவே இல்லை பேரியம் எடுத்துக்காட்டு சொல்லணும் பேரியம் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கெமிக்கலுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எம்எஸ்சி படித்தவங்க கூட வரைய முடியாது ஆனால் இவர் சரி அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு உட்காடுறாரு எல்லாம் கேமராவில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வர்றாரு அது ஏதோ வரைஞ்சிருக்கு எடுத்து பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் கெமிக்கல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் பீரியத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரைஞ்சிருக்கிறாரு அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா மூணாம் கிளாஸ் படித்தவருக்கு எங்கேருந்து இந்த அறிவு கிடைத்தது அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இவருக்கு எங்கேருந்து இந்த தெரிவு கிடைச்சது இந்த அறிவு கிடைச்சது மூன்றாவது நிகழ்வு கிரகாம் ஸ்டீன்ஸ் கிளாடிஸ்டீன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பல வருடங்களுக்கு முன்பு கிரகாம் ஸ்டீன்ஸ் கிளாடிஸ்டீன்ஸ்லாம் வந்து ஒரு மிஷினரியாக வந்திருந்தாங்க ஒதிசாவில் இருந்தாங்க கிரகாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற வேத போதகரை நிறைய சோஷியல் ஒர்க்கர் செஞ்சுட்டு இருந்தார் அவரையும் அவருடைய ரெண்டு மகன்களையும் ஒரு மதவாத கும்பல் தாக்குது அவங்க ஒரு மூணு பேரையும் ஒரு வண்டிகளை போட்டு வைக்கலை போட்டு தீ வச்சு கொளுத்திட்டாங்க அவங்க மூணு பேருமே கறி இறந்து போகிறாங்க கிரகாம் ஸ்டீன்ஸ் அவருடைய மகன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே இறந்த உடனே இந்த உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போகுது பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இறுதி சடங்குலாம் முடித்த பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த கிளாடிஸ்டெயின்ஸ் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க உங்கள் கவனை கணவனை உங்களுடைய ரெண்டு ம குழந்தைகளை வந்து கொன்ற நபரை குறித்து நபர்களை குறித்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன பதில் இதுதான் வாங்கும் எண்ணம் என்னிடம் இல்லை நான் அவர்களை மன்னித்து விட்டேன் கடவுள் மன்னிப்பார் என்று பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னாங்க நானும் மன்னித்து விட்டேன் கடவுளும் மன்னிப்பார் என்று பிரார்த்திக்கின்றேன் கணவனை இழந்து ரெண்டு மகனை இழந்து ஒரு சில நாட்கள்லேயே நாங்களெல்லாம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் எங்கேருந்து அவருக்கு கிடைச்சிது from where did she get that courage இதெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சயின்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் தொடர்ந்து வந்து அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி இதுதான் வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அறிவு என்றால் என்ன எதை வைத்து ஒருத்தன் அறிவாளி இல்லை இவன் அறிவில் குறைந்தவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் what is intelligence how can measure intelligence அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்போ தான் வந்து எயிட்டீன் சென்ச்சுரி எயிட்டீன் சம்திங்கில் தான் வந்து ஆல்ஃப்ரட் பினே அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களை வந்து நான் ரெண்டாக பிரிக்கணும் நல்லா படிக்கிறவங்க புத்திசாலிகள் புத்தி சில புத்தி கொஞ்சம் குறைந்தவர்கள் இந்த ரெண்டு குரூப்பை பிரிக்கணும் இதை வச்சு அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஒரு டூல் வேணும் ஒரு கொஷினர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃப்ரெட் பினே கொஷினர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அந்த கொஷினர் தான் ஐக்யூ டெஸ்ட் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது ஐக்யூ டெஸ்ட் ஐக்யூ டெஸ்ட்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை வச்சு ஹை ஸ்கோர் இருந்துச்சுன்னா இவங்களாம் நல்ல ஐக்கியூ இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல நல்ல வேலைகள் கொடுக்கலாம் திறமைசாலிகள் இவங்களாம் லோ ஐக்கியூ இருக்கிறவங்க சரியாக செய்ய மாட்டாங்க அதனால மிக சா சாதாரண ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்லாம் முடிவு எடுக்கிறாங்க இதை இது இது அடிப்படையாக கொண்டே வந்து எம்என்சியில் ஆள் ரெக்ரூட் பண்ணுறாங்க மிலிட்ரியில் ஆள் ரெக்ரூட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் ஐக்கியூ டெஸ்ட்டை வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்க யார் யாரெல்லாம் நல்ல மார்க் வச்சுருக்காங்களோ ஐக்கியூ இருக்காங்களோ நல்ல நல்ல பொசிஷன் யார் யாரெல்லாம் கம்மியான ஐக்கியூ ரொம்ப மோசம் ஒரு சா சாதாரண ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் ஹை ஐக்கியூ இருக்கோ அவங்களாம் சாதிப்பாங்கன்னு நினச்சோம் அவங்க சாதிக்கலை அவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை உறவு ரீதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை வேலையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு அவர்கள் அவர்களால் வந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் யோசிச்சாங்க தேர் இஸ் சம்திங் எல்ஸ் ஏதோ வேற ஏதோ இருக்குது என்ன அறிவு அது ஐக்கியூ பத்தாது ஐக்கியூவோட இன்னும் அறிவு இருக்குது என்னது அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து நைன்டீன் சம்திங்கில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இக்யூ e அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க இமோஷனல் கோஷன் உணர்வுகளை சரிவர கையாளும் தன்மை என்னோட உணர்வுகளை நான் எப்படி கையாளுறேன் அதே நேரத்தில் மற்றவர்களை உணர்வுகளை எப்படி கையாளுறேன் திடீர்னு கோவப்படுறேன் திடீர்னு பயமாக இருக்குது திடீர்னு வருத்தமாக இருக்குது குற்ற உணர்வோடு இருக்குது இல்லைன்னா எனக்கு சோகமாக இருக்குது இப்படிலாம் நடக்கும்போது நான் எப்படி என்ன கையாளுக்கிறேன் என்னோடய உணர்வு எப்படி கையாளுக்கிறேன் இல்லை நான் குரூப்பாக இருக்கும்போது மற்றவங்க சோகமாக இருக்காங்க கோபமாக இருக்காங்க வெறுப்பாக இருக்கிறாங்க இல்லை பயத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்கிறேன் இதுதான் emotional intelligence the way you can handle your emotions என்னுடைய உணர்வுகளை சரிவர கையாளும் தன்மை இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அத்தோடு முடிஞ்சில்ல ரிசர்ச்சர்ஸ் ஸ்காலர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு முக்கியமான இது பாக்கி இருக்குது சம்திங் இஸ் மிஸ்ஸிங் எது ஒன்று பாக்கி இருக்குது என்னது இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் இது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து புது ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எஸ் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க spiritual quotient or spiritual intelligence அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் ஒரு போட்டு வந்து நடுக்கடலில் போயிட்டுருக்குது சாயங்கால வேலை திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிது மழை மட்டும் இல்லை புயல் அடிக்க ஆரம்பிக்குது காத்தடிக்க ஆரம்பிக்குது போட் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணணும் பாய்மரம் கட்டணும் செயலை கட்டணும் நடுவில் வந்து ஒரு உடன் போஸ்ட் இருக்குது ஒரு கம்பம் இருக்குது அந்த கம்பத்து மேலே ஏறி கட்டணும் ஒரு இளைஞனை மேலே ஏற்றுறாங்க ஒரு அவர் மாலுமி இளைஞ இந்த இளைஞரான அந்த மாலுமி மேலே ஏறுறாரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மாலுமி கீழே இருந்து அவனை வழி நடத்திட்டு இருக்கிறாரு அவன் மேலே ஏறி கட்ட போகிறான் மேலே பேர் கட்ட போகும்போது பாதி வழியில் வந்து திடீர்னு கீழே பார்க்குறான் கீழே பார்த்தா நம்ம போட்டு ஆட்டுறது தெரியுது அலை அடிக்கிறது தெரியுது ஒரே மக்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க தெரியுது இதெல்லாம் பார்த்து பயந்து போகிறான் பயந்து போய் என்ன பண்ணுறான் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான் கீழே இருந்த அந்த வயதான மாலுமி சொல்கிறாரு தம்பி எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பாய்மரம் கட்டும்போது மேலே பாரு கீழே பார்க்காத மேலே பாருன்னு சொல்லியிருக்கிறேன் கீழே பார்க்குறதுனால அவன் வாந்தி வருது மேலே பாரு அப்படின்றார் look up don't look down அப்படின்றார் அவங்ககிட்டயும் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறான் மேலே பார்க்க ஆரம்பிச்சோடையும் இப்படி ஏற முடிஞ்சது ஏறி போய் பாய்மரத்தை கட்டிட்டு கீழே இறங்கி விட்டோம் what is spiritual intelligence spiritual intelligence is to look up மேல் நோக்கி பார்ப்பதே ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஆன்மீக அறிவு இன்னொரு டெஃபினேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா spiritual intelligence is the belief in the existence of a higher being அப்படின்வாங்க நம்மையும் கூட மேலான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது நம்மை காத்து வழிநிலைத்தை கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையும் நமக்கு பிரச்சனைகள் சந்திக்கும் போதெல்லாம் தெளிவு வேணும் போதெல்லாம் இல்லை தைரியம் வேணும் போதெல்லாம் நமக்கு யாராவது கூட நிற்கணும் அப்படின்ற போதெல்லாம் having recourse that higher being நம்ம வந்து அதனும் அந்த ஹையர் பீயிங்குடைய உதவியை கொண்டு நம் பிரச்சனைகளை கையாளுவது இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸோட காம்பனன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் a spiritually intelligent person will have the quest for the sacred அப்படிவாங்க குவெஸ்ட் ஃபார் டிவைன் ஒரு இறை தேடல் அந்த நபரோடு அதிகமாக இருக்கும் இடைத்தேடல் அதிகமாக இருக்கும் அந்த நபர்கிட்ட ஒரு ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் அவர் வந்து ஒரு மிஷினரி ஒரு ஃபாதர் அவர் வந்து எஜுகேஷனலிஸ்ட் நல்லா பாடம் எடுப்பார் நல்லா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார் கல்வி நல்ல ஒரு நிறுவனர் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும் பாடம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும் அதில் ஒரு ஒரு ஹெச்எம்மாக போயிட்டாரோ ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபலோ இல்லை ரெக்டரோ போயிட்டாருன்னா ரெண்டு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவர் அந்த ஒரு டேர்ம் முடிச்சுட்டு வெளியே வரவே வெளியே வரும்போது அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக கல்வி அந்த ஸ்தாபகத்தையும் வந்து மாற்றி அமைப்பார் அவர் வந்து ஒரு முறை புது இடத்துக்கு போகிறாரு வெளியே வர்றாரு அவர் ரூம் விட்டு சாயங்கால வேலையில் வெளியே வர்றாரு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க குட்டி மலைக்கு போகிறாங்க மலைக்கு போயிட்டு அப்புறம் தான் போகிறாங்க அந்த மலையில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன குடிசை இருக்குது எல்லாரும் இந்த குடிசைக்கு போகிறாங்கன்னு அவருக்கு ஒரே சந்தேகம் ஆச்சு யார் ஹூ தேர் இந்த ஹட் யார் இருக்கிற அந்த குடிசையில் அப்படின்னு தெரியல ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்குறாரு அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த டீச்சர் சொல்கிறாரு தேர் லிவ்ஸ் அ காட்மேன் ஒரு இறை மனிதர் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றாங்க இங்கே வந்து ஒரு இறை மனிதர் இருக்கிறாரு எங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் சரி குழப்பம் இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி இல்லை தைரியம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே போய் அவரோட பிரச்சனத்தில் உட்காந்துருப்போம் அவர் பேசக்கூட மாட்டார் நாங்களும் பேசக்கூட மாட்டோம் ரொம்ப இருந்தால் ரொம்ப நேராக அவர் பேசுவார் ரெகுலராக பேசவே மாட்டார் நாங்கள் அவரோட பிரசனத்தில் உட்காந்துருப்போம் அவரோட பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே வந்து எங்கள் பிரச்சனைலாம் தீர்றது போல உணர்வு தெளிவு கிடைக்கிறத போல உணர்வு சக்தி கிடைக்கிறது தைரியம் கிடைக்கிது அந்த தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னார் அந்த ஃபாதரால் வந்து அன்றைக்கி நைட் தூங்க முடியல அவர் தொடர்ந்து அவர் மனசில் எழுந்த கேள்வி இதுதான் if he is godman who அமை அவன் ஒரு இறை மனிதன் அப்படின்னா மக்கள் என்னை என்னவா பார்க்குறாங்க என்னை வந்து கல்வியாளராக பார்க்குறாங்க என்னை ஒரு நல்ல ஒரு நிறுவனராக பார்க்குறாங்க ஆனால் வந்து என்ன வந்து இறை மனிதரை பார்க்கலையே யார்கிட்ட தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ தான் அவருக்கே தோணுது என்கிட்டேயும் இறை அனுபவம் இல்லையே போதுமான அளவுக்கு இறை அனுபவம் எனக்கு இருந்தால் தானே பிறருக்கு நான் கொடுக்க முடியும் பிறரோட நான் பங்கெடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறாரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துக்கு போயிட்டு அமைதியாக பாடுறாரு தண்ணியை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு தேட ஆரம்பிக்கிறார் கடவுளை தேட ஆரம்பிக்கிறாரு அவர் எழுதும்போது சொல்கிறாரு அந்த ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை தந்தது அப்படின்னு எழுதியிருந்தார் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இது இறை அனுபவம் ஒரு துறவிக்கு எது ரொம்ப அவசியம்னா வந்து கடவுளினுடைய அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் கடவுளை தேட வேணும் இந்த சித்தர் பாடல்கள் அருமையான ஒரு சித்தர் பாடல்கள் இருக்குது அது வந்து இந்த சிவனடியார்களை பார்த்து கிண்டல் பண்ணி சொல்கிறது தான் ஆனால் வந்து நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நானும் புட்பஞ்சாத்தியே சுற்றி வந்து மனமுன் என்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவைதான் அறியுமோ நட்டக்கல்லை தெய்வம்னு நீ சுற்றி சுற்றி வர நத்தக்கல்லை தெய்வம் என்று நானும் பூ போட்டுட்டு இருக்கிற புட்பஞ்சாத்தியை சுற்றி சுற்றி மொனமுனென்று சொல்லும் மந்திரம் எதா இந்த நட்டக்கல்லும் பேசுமோ கடந்த கல் பேசுமா நாதன் உள்ள இருக்கையில் கடவுள் எங்கே இருக்கார் உள்ளே இருக்காரு இந்த கடைசியில் இருந்தால் ரொம்ப முக்கியமாக இருக்குது துறவிகளுக்கும் குருக்களுக்கும் இறையடியார்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை தான் அறியணும் அப்படின்னு என்ன அர்த்தம் சுட்ட சட்டினா அது பாத்திரம் அதில் வந்து காய்கறிலாம் இருக்குது கறி இருக்குது அந்த சட்டு ஒன்று கரண்டி அந்த கரண்டியை வச்சு தான் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பரிமாறிட்டு இருக்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வு என்னென்னா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா வந்து அந்த கரண்டியை வச்சு தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கோம் என்றைக்குமே இந்த கரண்டி வந்து இந்த கறி இந்த காய்கறிலாம் சாப்பிட்டதே இல்லை டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னு நம்மளும் ஃபாதர்ஸாக இருக்கிறோம் சிஸ்டர்ஸாக இருக்கிறோம் பிரதர்ஸாக இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து இறை வார்த்தை குறித்து போதிக்கிறோம் பிரசங்க வைக்கிறோம் பூசை வைக்கிறோம் ஆராதனை நடத்துகிறோம் நிறைய பண்ணுறோம் நிறைய கடவுளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம கடவுளை சுபிச்சிருக்கிறோமா கடவுளை நம்ம சுபிச்சிருக்கோமா தனிப்பட்ட முறையில் அது நமக்கு கே நமக்கே நாமே நாம் கேட்க வேண்டிய கேள்வி primarily a spiritual intelligent person will have best for secret நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரான்சிஸ் அசோசியாருடைய திருநாளை கொண்டாடி இருக்கிறோம் ஃப்ரான்சிஸ் அசோசியார் பார்த்தோம்னா he had a quest for secret அவர் எப்போதுமே வந்து இறை தேடல் அதிகமான ஒரு நபராக இருந்தார் அதனால தான் ஃப்ரான்சிஸ் அசசியார் சொல்வார் ஒரு ஃப்ரான்சிஸ்கனுக்கு வந்து மினிஸ்ட்ரி அப்படின்றது ரெண்டாவது பட்சம் அடிப்படையாக என்ன முக்கியமாக இறை தேடல் கடல் அனுபவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் பல சமயம் அவர் ஜெபிச்சுட்டு தான் இருந்தார் பல சமயம் ஜெபிச்சுட்டு இருந்தார் அவருக்கு இயேசுனா வந்து உயிர் இயேசுனா வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரும் ஒரு வார்த்தை நம்ம வந்து வாயில் தேடலாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நக்கி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இயேசுடைய இயேசுனும் பெயரே வந்து ரொம்ப இனிப்பான ஒரு சுவையான ஒரு நாமம் அப்படின்னு சொல்லுவார் எதற்கு எந்த அளவுக்குன்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அவரை உதட்டு நக்கி பார்ப்பார் அவ்வளோ டேஸ்டானது அப்படின்னு சொல்லுவார் a spiritually intelligent person will have for secret ரெண்டாவது அ ஸ்பிரிச்சுவலி இன்டெலிஜென்ட் பர்சன் ரெண்டாவது a spiritually intelligent person will have will experience interconnectedness இன்டர் கனெக்டட்னஸ்னால் என்னது எயிட்டீன் செஞ்சுரியில் வந்து வேன்சர் வேங்கோ அப்படின்ற ஒரு டச் ஆர்டிஸ்ட் இருந்தார் அவருடைய பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப பேர் விருப்பப்பட மாட்டாங்க அப்போல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா எந்த படம் வரைகிறதுக்கு முன்னாடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொன்ன ஒரு சேரை வரையணும்னா வரைஞ்சிட மாட்டார் டைரெக்டாக அந்த சேரை போய் பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பார்த்துட்டு தான் ஒரு சேரை வரைவார் அவர் ஒரு முறை சொல்கிறாரு நான் வந்து நட்சத்திரங்களை வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நட்சத்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு நாள் ராத்திரி நட்சத்திரங்களை பார்க்க ஆரம்பித்தார் பார்க்க ஆரம்பித்து ஒரு நாள் வரைய ஆரம்பிக்கிறார் வரைஞ்சி முடிக்கிறாரு பார்த்தா எல்லா நட்சத்திரமும் வந்து ஸ்பைரலாக இருக்குது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சுருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன்ப்பா வேங்கோ ஏன் இப்படி வரைகிற stars are not spiral in shape ஹெக்ஸகனலாக இருக்கணும் கூர்மையான முன் முனைகள் இருக்கணும் நீ ஸ்பைரல் ஸ்பைரலாக வரைஞ்சிருக்கிறியே ஏன் இப்படி வரைகிற அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னது எனக்கும் தெரியுது ஸ்டார்ஸ் வந்து கூர்மையான முனைகள்லாம் இருக்கணும்னு ஆனால் அந்த ஸ்டாரை நான் பார்க்க ஆரம்பித்த பிறகு எனக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டானது போல இருந்துச்சு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர் கனெக்டட்னு with the stars so much so எந்த அளவுக்கு அப்படின்னா ஸ்டார்ஸ் கிட்டே பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்லுது நாங்கள்லாம் ஸ்பைரல் தான் எங்கள் ஷேப் ஸ்பைரல் தான் தூரத்துலேருந்து பார்க்குறது தான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் எங்கள் ஷேப் ஸ்பைரல் அப்படின்றத சொல்லிச்சு இந்த ஸ்டார் அதனால் அப்படி வரைஞ்சேன்னு சொன்னாராம் யாரும் அது ஏற்றுக்கல அவரோட பெயிண்டிங்கும் யாரும் அங்கீகரிக்கலை அவர் கடைசி நேரத்தில் தான் வந்து ஒரு மென்டல் அசைலம் மனநல மனநல பாதிக்கப்பட்டவருக்கான அசைலமில் தான் ஒரு ஆசிரமத்தில் தான் அவர் தங்கியிருந்தார் இறந்து போனார் இப்போ தான் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதில் டெலஸ்கோப்லாம் வந்த பிறகு ஃபிசிசிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க star the concluded say stars are spiral in shape நட்சத்திரங்கள் கூர்மையான பகுதிகள் கிடையாது எக்ஸகனல் பெண்டங்கள் கிடையாது ஸ்டார்ஸ் எல்லாமே ஸ்பைரலாக தான் இருக்குது தூரத்துலேருந்து நம்ம பார்க்கறதுனால அப்படி தெரிய தவிர ஸ்டார்ஸோடைய உண்மையான ஷேப் ஸ்பைரல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அவங்க என்ன ஆச்சரியம்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபரால் எப்படி வெறுங்கனாலே இந்த அற்புதமான ஒரு உண்மையை கண்டு உணர முடிஞ்சுது அப்படின்றது அவங்களுக்குமே புரியல interconnected we are all connected நாம் நம்ம கூட இருக்க மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே கனெக்டட் தான் இந்த இன்டர் கனெக்டட்னஸை பன்னிரெண்டாம் நூற்றாண்டுலேயே ஒன்று தரும் he was able to experience and interconnectedness with all beings எல்லா ஜீவராசியும் கனெக்டடாக உணர ஆரம்பித்தார் செடி கொடிகள் சரி அந்த மிருகங்களோடு பேச ஆரம்பித்தார் குருவிகளோடு பேச ஆரம்பிக்கிறார் குருவிகளுக்கு பிரசங்கம் வைக்கிறாரு அந்த ஓனாயை வந்து ஓனாய்கிட்ட என்ன பிரச்சனை கேட்குறாரு கலந்து ஆலோசிக்கிறார் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா he was able to experience interconnectedness அவரால் அது உணர முடியுது காரணம் என்ன ஹி வாஸ் ஸ்பிரிச்சுவலி இன்டெலிஜென்ட் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா spiritual intelligent person will experience meaningfulness in life வாழ்க்கையில் அர்த்தத்தை தேடி செல்வார்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தை கண்டு வருவார்கள் விக்டர் ஃப்ராங்கில் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு அவர் ஒரு ஜூ அவர் வந்து இரண்டாம் உலக போகிறப்ப வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் போட்டுருக்காங்க அங்கே நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறார் அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங்னு ஒரு அருமையான புக்கு எழுதியிருக்கிறார் அந்த புக்கை வந்து குட்டி புக் தான் நல்லா வாங்கி படிச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவருடைய அனுபவத்தில் அந்த புக்கில் குறிப்பிடுறாரு அவர் சொல்கிறாரு இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த நபர்களுக்கெல்லாம் சரியான சாப்பாடே கிடையாது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன கொடுப்போம்னா ஒரு சின்ன ஒரு ஒன் மார்சல் ஆஃப் பிரெட்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரெட் அவ்வளோதான் முழு நாளைக்குமே கொஞ்சோண்டு ப்ரெட் கொடுப்போம் அவ்வளோதான் சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் மைனஸ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டின் கோல்டாக இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து உள்ளன் க்ளோதிங்லாம் கிடையாது ஸ்வெட்டர் கிட்டலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான் இந்த அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் சொல்கிறாரு if I if I put my hand through their tummy I get feel their backbone அப்படிங்கிறார் அவர்கள் வயிற்றில் நான் கையை விட்டேன்னா அவருடைய முதுகு தண்டையினால் தொட முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருந்துச்சு எல்லாருமே இந்த மோசமான நிலையில் தான் இருந்தாங்க ஆனால் யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் அர்த்தம் இருக்கிறது என்பதை நம்பினார்களோ அவங்களா வாழ்ந்தாங்க தொடர்ந்து வாழ்ந்தாங்க என் மனைவி வெயிட் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் வெயிட் பண்ணுறாரு என் பிள்ளைங்களாம் இருக்குது நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாருக்குமே அர்த்தம் இருக்கே வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டாங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாங்க யார் யாரெல்லாம் அர்த்தமே இல்லை என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே மடிந்து போனார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பார்ப்போம் நம்ம வந்து வாழ்க்கையில் அர்த்தத்தை கண்டு உணர முடியுமான்னு அசிஸ்டியார் அதை தான் செஞ்சார் நான் எதுக்காக நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸ்பொலேட்டுக்கு போனார் அங்கேயும் அவருக்கு அர்த்தம் கிடைக்கல என்ன பண்ணுறாரு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்குறாரு கேட்டப்ப தான் ஆண்டவர் ச இதை நீ கட்டி எழுப்பணும்னு சொல்கிறாரு தாமியன் ஆலயத்தை கட்டி எழுப்புறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது இது சாதாரண ஆலயத்தை கட்டி அமைக்க ஆண்டவர் சொல்லலை திருச்சபையை கட்டி அமைக்கணும் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு spiritually intelligent person will find meaning in one's life நாலாவது சொல்லணும்னா a spiritually intelligent person will experience equanimity equanimity என்றால் என்ன சலனமற்ற ஒரு நிலை அதான் ஈக்வானிமிட்டி அதுதான் வந்து yardstick of individual spirituality அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தின் அளவுகோல் வந்து ஈக்வானிமிட்டி தான் சலனமற்ற நிலை தான் இத்தனை முறை நான் பைபிள் வச்சுட்டேன் இத்தனை முறை ஜோமால சொல்லிட்டேன் இத்தனை முறை வந்து நான் பூசை அட்டன் பண்ணேன் இத்தனை முறை நன்மை வாங்கினேன் அது முக்கியம் இல்லை என்ன முக்கியம் இதெல்லாம் அவசியம் அதையும் தாண்டி நாம் உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கோம்னா எது அது காட்டுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மட்டும் ஒரு நிலையில் இருக்கிறோமா அதான் முக்கியம் ஒரு சின்ன ஒரு ஒரு கதை ஒரு இவர் ஒரு ஜென் துறவி ஒரு கிராமத்தில் வாழ்கிறாரு ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பின்புறம் வந்து விவசாயம் பண்ணிடுவார் விவசாயம் பண்ணிவிட்டு அதே அதே அவரே சாப்பிட்டுக்கிட்டு சாயங்கால வேலையில் வந்து மக்கள் வருவாங்க அவங்களை ஆசீர்வதிப்பார் இல்லாட்டி அவங்களுக்கு அறிவுரை சொல்வார் வழி நடத்துவார் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே அவரை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க அதான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு புனிதர் நீங்கள் வந்து தெய்வத்தின் பிரதிநிதி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீ யூஆர் அ பிளெஸ்ஸிங் நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கே எங்கள் கிராமத்துக்கே நீங்கள் தான் பிளெஸ்ஸிங் ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு நபர் புனிதர் ஹோலி மேன் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிற ஒரே பதில் இஸ் இட் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அந்த ஊரில் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக வராங்க ஒரு இளம் பெண் அந்த பொண்ணுடைய அப்பா வந்து அடிக்கிறார் அடிச்சுட்டு கேட்குறாரு இந்த குழந்தைக்கு அப்பா யார் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு வந்து பயந்து போய் என்ன சொல்லிடுது அந்த சென் துறவி தான் அந்த துறவி தான் என் குழந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் ஊர் பூரா போய் பரவிடுது மக்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் எல்லாரும் வராங்க ஊரே திரண்டு வந்து என்ன நீ ஒரு பொறுக்கி நீ ஒரு துரோகி நீ ஒரு சண்டால நீ ஒரு ஸ்கவுண்டல் யூ ஆர் குரூப் நீ வந்து கிரிமினல் நீ ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் பயங்கரமாக திட்டுறாங்க தொடப்பத்தெலாம் தூக்கி அடிக்கிறாங்க சொல்கிறாங்க யூ ஆர் அ சீட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் அதை சொன்ன ஒரே பதில் இஸ் இட் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு மாதத்துலேயே இந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லிடுது இந்த துறவி இல்லை குழந்தையோட அப்பா இந்த கிராமத்தில் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படி சொன்னீங்கன்னா நான் அப்படி உண்மையை சொன்னேன்னா நீங்கள் பொண்ணுடுவீங்க அப்படின்னு பயந்ததுனால தான் துறவின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் அமைதியாக இருந்துட்டார் அப்படின்றாங்க மக்கள் வந்து இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டு எல்லாரும் திரும்பி வராங்க திரும்பி அந்த ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க இல்லை கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஒரு புனிதர் நீங்கள் தெய்வத்தின் பிரதிநிதி அப்படி பயங்கரமாக போடுறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் இஸ் இட் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதான் சொல்லுவாங்க ஈக்குவானிமிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா the state of not being disturbed நம்ம டிஸ்டர்பே ஆகக்கூடாது no matter what external circumstances are நம்மளை சுற்றி எந்த வித சுச்சுவேஷன் தான் சரி நம்ம நல்லா இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் தான் இருப்போம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்போம் ஆனால் இதுவே பிரச்சனைகள் இருக்கும்போதும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அதுதான் yardstick of individual spirituality ஆன்மீகத்தின் அளவுகோல் அது சரி இதெல்லாம் பார்த்தாச்சு அந்த நிலைக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும் ஒன்றே மூன்று காரியங்கள் தான் செய்யணும் எஸ்ஏஎம் சரண்டர் அக்செப்டன்ஸ் மெடிடேஷன் இது மூணும் ரொம்ப முக்கியம் சரண்டர் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையை நமது குடும்பத்தை நமது சபையை நம்மை சார்ந்த நிருப நபர்களை அவங்க செய்கிற வேலை எல்லாத்தையுமே ஒப்புக்கொடுக்கணும் சரண்டர் எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் அஞ்சஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வெறும் ஒரு கருவி நசசியார் போல் சரண்டர் பண்ணணும் ரெண்டாவது ஏ e, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் சரி நம்ம ஏற்றுப்போம் நல்லது நடக்கும் ஈஸியாக ஏற்றுப்போம் ஆனால் பிரச்சனைகள் நடக்கும்போதும் இதுவும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்டன்ஸ் மூணாவது எம் மெடிடேஷன் ஜபம் பண்ணுறோம் ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி இந்த ஒரு கால சூழலில் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப அவசியம்னா மெடிடேஷன் அமைதியாக ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்திருக்க வேண்டும் அமைதியாக மூச்சு காற்றை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும் மூணு விஷயம் இதை செஞ்சாலே வந்து ஒவ்வொரு நாளும் சரண்டர் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அக்செப்ட் பண்ணணும் நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை ஏற்றுக்கணும் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறோம் நசசியார் இது மூன்றையும் செய்தார் அதனால தான் வந்து ஒரு உலகத்திற்கே வந்து ஒரு பெரிய ஒரு புனிதராக இருக்கிறார் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை நாத்திகர்கள் கூட கொண்டாடுற ஒரு புனிதர் அசஸ்யார் once again wish you happy feast of saint Francis God bless you thank you